எல்லாருக்கும் வணக்கம் we're Varna from Sirumugai Coimbatore district நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது போச்சமலை டைப்பில் இருக்கக்கூடிய சில்க் காட்டன் சாரீஸுங்க வாங்க ஒவ்வொரு சாரியை நம்ம பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு சாரீ நம்ம பார்க்குறோங்க சாரியுடைய நம்பர் ஃபைவ் டூ த்ரீ சாரியுடைய நம்பர் ஃபைவ் டூ த்ரீங்க pallu and blouse ink blue கலர்லேயும் body of sari background colour sandal கலர்லேயும் இருக்குங்க top and bottom eight inch border வருதுங்க சரி பார்டர் அதுலேயுமே உங்களுக்கு டை போர்ஷன் வந்துடும் அதாவது டிசைன் வந்துடும் இந்த சேரீயில் ப்ளவுஸ் மட்டும் உங்களுக்கு பிளைனாக இருக்கும் மற்றபடி ஆல் ஓவர் பாடி ஃபுல்லாகவுமே உங்களுக்கு இந்த டை டிசைன் இருக்கும் இது வந்து fifty percent pure silk fifty percent pure cotton மிக்சிங்கில் கைத்தறியில் நெசவு பண்ணியிருக்கக்கூடிய சாரீங்க fifty percent pure silk add ஆகிருக்கிறதுனால இந்த சாரீஸை நீங்கள் ட்ரை வாஷ் தாங்க பண்ணணும் நார்மல் ஹேண்ட் வாஷ் பண்ணக்கூடாதுங்க அண்ட் காட்டன் மிக்சிங் அப்படிங்கிறதுனால இது வந்து லிட்டில் பிட் டிரான்ஸ்பரண்ட்டாக தாங்க இருக்கும் ஆனால் உங்களுக்கு வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரிச் அண்ட் எலகண்ட் லுக் கொடுக்குங்க இந்த சாரீஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லாமே வந்து பாசிட்டிவ் ஃபீட்பேக் தாங்க and most wanted fast moving கலெக்ஷன்ஸில் இது ஒன்றுங்க செகண்ட் சாரி பார்க்குறீங்க ஃபைவ் டுவெண்ட்டி ஃபோர் பல்லுவன் ப்ளவுஸ் இங்க் ப்ளூ கலர்லேயும் body of sari background colour magenta கலர்லேயும் இருக்குங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே எயிட் இன்ச் பார்டர் இருக்கக்கூடிய சில்க் காட்டன் சாரீஸ் தாங்க sari number five two five five two five pallu blouse black colour body of sari background colour mango yellow கலருங்க நம்ம வந்து சாரியோடைய நம்பர் வந்து இந்த மாதிரி ஆடியோவில் சொல்லுவோம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஆடியோ புரியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் சப்டைட்டில் பாருங்கள் சப்டைட்டில்லையும் நம்ம வந்து நம்பர் வந்து மென்ஷன் பண்ணுறோங்க சாரியோடைய நம்பர் சப்டைட்டிலையும் வரும் அண்ட் ஆடியோலையும் வருங்க சாரியோடைய price three thousand five hundred with free ஷிப்பிங்கில் ஆல் ஓவர் இந்தியா உங்களுக்கு இந்த சாரீஸ் கிடைக்குது ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன்லேயும் ஆர்டர் பண்ணலாம் கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன்லேயும் புக் பண்ணலாம் இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்கும் அவைலபிளாக இருக்குங்க ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன் போகும்போது Google Pay PhonePe Paytm account transfer இந்த நாலு ஆப்ஷனில் எது வேணாலும் யூஸ் பண்ணி நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் சிங்கிள் சாரிலேருந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் சாரி வேணாலும் நீங்கள் ப்ரீபேமெண்ட் ஆப்ஷனில் புக் பண்ணலாம் இந்தியாக்குள்ளே எங்கே சென்ட் பண்ண சொன்னாலும் ஃப்ரீ ஷிப்பிங்கில் நம்ம சென்ட் பண்ணி கொடுக்குறோம் next sari five two six பல்லுவன் blouse ink blue body of sari background colour red next sari number five two seven பல்லுவன் blouse black colour body of sari background colour green cash on delivery option select பண்ணிங்க அப்படின்னா ஒரு சாரி தான் அட் அ டைமில் நீங்கள் புக் பண்ண முடியும் அந்த சாரி புக் பண்ணுறதுக்குமே three hundred rupees extra charges ஃபஸ்ட்டே நீங்கள் பே பண்ணால் மட்டுமே உங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணுவோம் பார்சல் சென்ட் பண்ணுவோங்க பார்சல் ரிசீவ் பண்ணும்போது சாரியோடைய ப்ரைஸ் என்னவோ அதை நீங்கள் கேஷ் கொடுத்து பார்சல் வாங்கிக்கலாம் சேம் ப்ரீபேமெண்ட்க்கு எந்த ஆப்ஷன்ஸு சொல்லியிருந்தோமோ அதே ஆப்ஷன்ஸ் தாங்க கேஷ் ஆன் டெலிவரியில் த்ரீ ஹண்ட்ரட் பே பண்ணுறதுக்குமே Google Pay PhonePe Paytm account transfer இந்த நாலு ஆப்ஷன் தாங்க இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்னு போயிட்டீங்கன்னா அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்க்கு மட்டும் ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வருங்க நம்பர் ஆஃப் சாரீஸ் நீங்கள் ஆர்டர் பண்ணுறத பொறுத்து உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜஸ் இருக்குங்க sari number five two eight பலூன் blouse ink blue body of sari background colour green three thousand five hundred அப்படிங்கிற அஃபோர்டபுள் ப்ரைஸ்க்கு இந்த சாரீஸ் உங்களுக்கு கிடைக்குதுங்க நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக மட்டும்தான் இந்த சாரீஸை புக் பண்ண முடியுங்க வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க nine zero four three eight zero nine five six two இதுதான் வாட்ஸ்அப் புக்கிங் நம்பர் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சாரீ கோடு சென்ட் பண்ணி புக் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த சாரீ உங்களுக்கு வேணும்னா மட்டுமே புக் பண்ண சொல்லுங்கள் sari number five two nine பல்லுவன் blouse dark green body of sari background colour bright pink colour நம்ம உங்கள் மெசேஜ் பார்க்கும்போது நீங்கள் சாரீ கோடு சென்ட் பண்ணி புக் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கீங்கன்னா அந்த சாரீ அவைலபிளாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் நம்பர் நம்ம நோட் பண்ணிடுவோம் உங்களுக்குமே புக்குடு ஃபாரியும் கூட ரிப்ளை கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் அக்கௌண்ட் பேவா கூகுள் பேவா அப்படின்னு நம்ம கொஷின் கேட்போம் நீங்கள் ஃபோன்பேவா அல்லது அக்கௌண்ட் பேவா பேடிஎம்மா அல்லது ஜிபேவா எது சொன்னீங்கனாலுமே நம்ம அந்த டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சி வைக்கிறோம் நீங்கள் அந்த டீட்டெயில்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் பே பண்ணலாம் பே பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து ஸ்க்ரீன்ஷாட் வேணுங்க ஸ்க்ரீன்ஷாட்டு கண்டிப்பாக வந்து டிரான்சாக்ஷன் டீட்டெயிலோடு இருக்கணுங்க அதாவது டிரான்சாக்ஷன் ஐடியோ யூடிஆரோ ரெஃபரன்ஸ் நம்பரோ கண்டிப்பாக அதில் இருக்கணுங்க நம்ம செக் பண்ணுறதுக்காக இப்போ நீங்கள் பார்க்குறது blue and blue combination pallu and blouse ink blue கலர்லேயும் body of sari background colour copper sulphate blue sari number five three zero sari number five three one பலூன் blouse ink blue colour body of sari background colour white colour multi colour இருக்கிறதுனால நான் வந்து இந்த போச்சமல்லி டைப்பில் மட்டும் எப்போவுமே பேக்ரவுண்ட் கலர் மட்டும்தாங்க சொல்லுவேன் அண்டு இந்த மல்டி கலர் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக வந்து நீங்கள் வீடியோ ஃபோட்டோ ரெண்டையும் கம்பேர் பண்ணி நீங்கள் வாங்கினா பெட்டராக இருக்கும் ஏன்னா மல்டி கலர் வரும்போது அதாவது ஷேடு வந்து டபுள் ஷேடாக வரும் ஸோ டபுள் ஷேடு வரும்போது ஃபோட்டோவில் எக்ஸாக்டாக அந்த கலர் வந்து கேப்சர் ஆகாதுங்க ஸோ அதனால தான் நம்ம ஒவ்வொரு டைமுமே வந்து ஃபோட்டோ வீடியோ ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்கள் கலருக்காக அப்படின்னு சொல்கிறோம் மேக்ஸிமம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சேம் கலரே தான் வரும் நீங்கள் ஃபோட்டோவில் வீடியோவில் பார்க்குறது தான் வரும் சில டபுள் ஷேட் கலர்ஸ் மட்டும் டிஃப்ரென்சஸ் வருதுங்க லிட்டில் டிஃப்ரென்சஸ் தான் அதுவும் ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து ஃபோட்டோ வீடியோ ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்கிறோம் sari number five three two body of sari background colour mango yellow பல்லுவன் blouse ink blue next sari number five double three பலூன் blouse green body of sari background கலர்னு பார்த்துட்டிங்கன்னா பிங்க் கலர்லேயே கொஞ்சம் டார்க் பிங்க்காக இருக்கும் இடையில அந்த மெரூன் கலர் டிசைன் வர்றதுனால கொஞ்சம் அந்த பிங்கே வந்து கொஞ்சம் டார்க்காக தெரியும் உங்களுக்கு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுங்கிற அஃபோர்டபுள் ப்ரைஸ்க்கு இந்த Pochampally type silk cotton saris உங்களுக்கு கிடைக்குங்க வாட்ஸ்அப் மூலமாக இந்த சாரீஸை நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க sari number five three four உங்களுக்கு ஏதாவது புக்கிங்கில் டவுட் இருந்தாலோ அல்லது ட்ராக்கிங்கில் ஏதாவது டவுட் இருந்தாலோ நீங்கள் தாராளமாக கஸ்டமர் நம்பர் கண்ட காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்கலாம் கஸ்டமர் கேருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம் இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ணி மெசேஜ் ரிப்ளை வரல அப்படின்னா நீங்கள் கால் கூட பண்ணலாம் சப்போஸ் பிரேக் டைம்லேயோ லஞ்ச் டைம்லேயோ அவங்க இருந்தாங்கன்னா கால் அட்டன் பண்ண மாட்டாங்க மெசேஜும் ரிப்ளை பண்ண மாட்டாங்க பட் அந்த டைம் முடிஞ்சுட்டு வந்ததுக்கப்புறம் அவங்க மிஸ்டு காலோ அல்லது வாட்ஸ்அப் மெசேஜ் பார்த்தாங்களா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க sari number five three four body of sari background colour pink கலர்லேயும் பல்லுவன் ப்ளவுஸ் இங்க் ப்ளூலேயும் இருக்குங்க sari number five three five பல்லுவன் blouse red colour body of sari background கலர்னு பார்த்துட்டிங்கன்னா பிகாக் ப்ளூ கலரில் இருக்குங்க ஸோ இந்த சாரியில் உங்களுக்கு top and bottom eight inch border தான் பட் பார்டர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க அதாவது உங்களுக்கு டாப் அண்ட் பாட்டமில் கட்டின மாதிரியும் இடையில டிசைன் இருக்கிற மாதிரி இருக்கும் இதுக்கு முன்னாடி வந்து ஃபுல்லாகவே சரி இருக்கும் அதுக்குள்ளே உங்களுக்கு டை டிசைன் இருக்கும் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாமே silk cotton sari three thousand five hundred rupees வரக்கூடிய சாரீஸுங்க வாட்ஸ்அப் மூலமாக இந்த சாரீஸை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ப்ரீபேமெண்ட்லேயும் புக் பண்ணலாம் அண்ட் கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன்லேயுமே புக் பண்ணிக்கலாங்க வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் சாரீ கோடு சென்ட் பண்ணி புக் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள் nine zero four three eight zero nine five six two இதான் வாட்ஸ்அப் புக்கிங் நம்பர் இந்த நம்பரில் தாங்க புக்கிங் நடக்கும் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்